நிறைவேற்றலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சற்று நேரத்திற்கு முன்னால் தான் அமைச்சர் பெருமகன் எழுந்து நீங்கள் பேசும்பொழுது நாங்கள் அமைதியாக இருக்கோம் அதனால் நாங்கள் பேசுகிறப்ப நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொன்னீங்க இப்போ அந்த வாக்குறுதியும் காற்றுல விட்டால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இப்பொழுது பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை சேர்ந்த நிஷிகாந்த் தூபே அவர்கள் பேசும்பொழுது கருப்பு பணத்தை பற்றி குறிப்பிட்டு பேசினார் கோடி கோடியாக கருப்பு பணம் பிஜேபி ஆளாத மாநிலங்களிலே கைப்பற்றப்பட்டிருப்பதாக எடுத்து சொன்னார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் இரண்டாயிரத்தி பதினாறிலே டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து அதற்கு பிறகு கருப்பு பணம் என்பதே இல்லாமல் ஆகிவிடும் என்று அறிவித்தார்கள் அதற்கு பிறகும் இந்த நாட்டிலே கருப்பு பணம் எப்படி உலவுகிறது என்பதை அவர் எனக்கு சொன்னால் வசதியாக இருக்கும் ஏனென்றால் அந்த பண மதிப்பிழப்பிற்கு பிறகு இந்தியா மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்திலே சரிந்திருக்கிறது பிஜேபியோடு தமிழ்நாட்டிலே கூட்டணியிலே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி செய்த காலகட்டத்திலே எங்களுடைய சட்டமன்றத்திலே பாலிசி கவர்மெண்ட் பாலிசி நோட்டில் பண மதிப்பிழப்பால் ஜி டிமானிட்டைசேஷனால் எம்எஸ்எம்இஸ் சிறு குறு தொழில்கள் ஐம்பதாயிரம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் அந்த பண மதிப்பிழப்பின் காலத்திலே காலகட்டத்திலே அங்கே வரிசையிலே நின்று உயிரிழந்திருக்கிறார்கள் எத்தனையோ இன்னல்களை இந்த நாடு சந்தித்தது இதற்கெல்லாம் காரணம் அதை பொறுமையாக இந்த நாடு ஏற்றுக்கொண்டது இவர்கள் கொடு சொன்ன வாக்கு என்னவென்றால் அதற்கு பிறகு கருப்பு பணம் இருக்காது என்று ஆனால் இப்பொழுதும் கருப்பு பணம் கருப்பு பணம் கிடைக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இத்தனை இன்னல்களையும் இத்தனை பொருளாதார சரிவையும் நாங்கள் ஏன் சந்தித்தோம் என்பதற்கு அவர்கள் ஒரு விளக்கத்தை அளித்தால் அதுதான் உயிரிழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயமாக இருக்கும் இன்று பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு குழந்தை ஒரு ஹிந்தியில் தான் எழுதியிருக்காங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது அதாவது கனூஜ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து my name is Kriti Dubey நான் ஒன்றாம் வகுப்பில் படிக்கிறேன் Modi ah Dubey Modiji you have cost immense price rise even my pencil and rubber have got costlier the price of Maggi has increase too Now my mother beats me for asking for a pencil. What shall I do? The other kids, I think because they don't have pencil, they can't afford to buy the pencil, they steal it from her. So what answer do we have to give? He has to sit down. don't give I it. think Tell him, tell him he parliament cannot say anything. He has not sit. शर्म करो पेंसिल और रबड़ की बात हो रही है शर्म करो நீங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலைன்னா நாங்க என்ன பண்றது சற்று நேரத்திற்கு முன்னால் தான் அஹ், அமைச்சர் பெருமகன் எழுந்து நீங்க பேசும் பொழுது நாங்க அமைதியா இருக்கோம் அதனால நாங்க பேசுறப்ப நீங்க அமைதியா இருக்கணும்னு சொன்னீங்க இப்போ அந்த வாக்குறுதியும் காற்றுல விட்டால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல